காதல் சொல்லும் காலம் சென்று பொன்னியினே காதல் சொல்லும் காலம் வந்துவிட்டது அன்று லெட்டர் மூலம் சென்ற காதல் கடிதம் என்று இன்ஸ்டா மூலம் போவதென்னவோ ஆனால் காதல் அன்றும்